அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank Nifty future one minute chart பார்க்குறோம் இந்த சார்ட்ல டெய்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty nine four ninety எயிட்னு பை கால் கிடச்சிருக்கு இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் டெய்லி நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ பார்க்குறீங்களா அதே மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதுவே உங்களுக்கு கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டிஸ்டிக் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு கால்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு entry point target one and two stop லாஸ்னு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இப்போதைக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன்டீனில் ஒரு நைன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty nine four ninety எயிட்டில் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு first green colour line first at ninety nine point கிட்டக்க டிஃபரன்ஸ் இருக்குது second green colour line second at அதனுடைய டபுள் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so everyday live மார்க்கெட்டில் இதே மாதிரி நமக்கு கேன்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு இதை பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடைக்கும் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா NSC commodity trader previous day videos கூட நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி வரைக்கும் பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஆஃப்டர் ஒரு டென் ஏஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனதில் இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் பண்ணி first target range break out ஆயிருக்கு மார்க்கெட் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணுச்சு இது நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன் பார்க்குறோம் ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்தது டூ எயிட்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் வந்து செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது கிடச்சிருக்கு ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ